இந்திரா காந்தி தேசிய பெருந்தன்மை பல்கலை திட்டத்துல என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு This program is from Indira Gandhi National University. So we are just going to talk about the prospects of acquiring education qualification postgraduate At the outset, we place our acknowledgement and special thanks to Dr. P. Sukumar, Regional Director, IGNOU Regional Center, Trivandrum, for sharing the facility of the IGNOU Regional Center, Trivandrum for the li- live relay of this promotional meeting by IGNOU Regional Center. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் கொச்சின்ல இருந்து வழங்கப்படும் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாடாளுமன்ற சட்டத்தினால இது வந்து தொலைந்து போன ஒரு கல்வி வாழ்க்கையை கொடுக்கறது தான் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளால ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம படிக்க முடியும் அதுக்கு மேல படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா தவறான எண்ணத்தோட இருக்கீங்க படிக்கிறது அப்படின்றது வந்து ஆர்வம் வயது வரம்பு வந்து முக்கியமான கொள்கை கிடையாது அதே மாதிரி Indira Gandhi national open university அதோட நோக்கங்கள் என்ன பாத்தீங்கன்னா கல்வியை கற்றவர்களுக்கு அதனால நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் கூட ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வயது பகுதி மதம் மற்றும் பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாம படிக்க அனைவருக்கும் உயர்தரமான கல்விக்கான அணுகுதலை வழங்குறதும் இந்திரா காந்தியோட நேஷனல் இதோட ஒரு அப்ஜெக்டிவ் அதே மாதிரி பாடநெறி தொழில் முறை மற்றும் தொழில் சாரா முறையை வழங்குவதன் மூலம் தேவை அடிப்படையிலான கல்வி திட்டங்களை வழங்குதல் அது ஒரு அதே மாதிரி Indira Gandhi national open university வந்து தொலைதூர கல்வி திட்டத்தை கல்வியா இருக்குது So we were just listening uh, about the objectives in just to have a recap, uh, the to democratize higher education by taking the step of the learners, providing access to high quality education to all those who seek it, irrespective of age, region, religion, and gender, offering need-based academic program by giving professional and vocational orientation, promoting and developing distance education And IGNOU was established by an act of parliament and all the degree diploma certificate issued are recognized by the member of the Association of Indian Universities and at par with degree diploma by the Indian University Scheme Universities Administration. And it's the first open university to have accredited with the highest A plus plus grade by NACA. So இந்த பல்கலைக்கழகம் அப்படின்றது வந்து ஒரு தேசிய அஹ், சட்டத்தினால வந்தது அதுல நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னா அந்த பட்டயமோ அந்த டிப்ளமாவோ அந்த சான்றிதழோ அது வந்து ரெகக்னைஸ்டா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு தான் படிக்கணும் இன்னொரு வழங்கும் பட்டங்கள் டிப்ளமா சான்றிதழ் எல்லாமே இந்திய பல்கலைக்கழக சங்கத்தின் மூலம் உறுப்பினர் நிறுவனங்களும் அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி அது எல்லாத்துக்குமே நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க எல்லாத்துலயும் வழங்கப்படும் பட்டங்களுக்கு இணையானவை இது இது மட்டும் இல்லாம நேஷனல் அக்ரடிஷன் அசஸ்மெண்ட் கவுன்சில்ல நாக்ஸுக்காக அதோட அதிகபட்ச ஏ பிளஸ் பிளஸ் தர அங்கீகாரம் பெற்ற நாட்டிலே இக்னூல என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இளங்கலை முதுகலை திட்டங்கள் டிப்ளமா திட்டங்கள் அப்புறம் பிஜி டிப்ளமா முதுகலை டிப்ளமா திட்டங்கள் பிஜி சர்டிபிகேட் முதுகலை சான்றிதழ் திட்டங்கள் சர்டிபிகேட் ப்ரோக்ராம் சான்றிதழ் திட்டங்கள் அது மாதிரி படிச்சு சும்மா அதை பாராட்டு தெரிஞ்சுக்கணும் அப்ரிசியேஷன் கோர்ஸ் அது கூட ஸோ இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் so post graduate degree programme அப்படிங்கிறது வந்து மினிமம் மேக்ஸிமம் ஃபோர் இயர்ஸ் இதுல வந்து அதாவது என்னன்னா பிஜி அப்படின்னாலே நம்மளுக்கு ரெண்டு வருஷம் படிக்கணும் இத ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்மளால படிச்சு முடியல அப்படின்னா நாலு வருஷம் வரைக்கும் நீங்க அதை ஸ்ட்ரெச் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ செயற்கை வந்து ஜனவரி மற்றும் ஜூலை ரெண்டுலயும் வழங்கப்படுது என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு வியூ பார்த்துடலாம் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு master of English Sanskrit Hindi Urdu political science, history, sociology, psychology, economics, public administration, anthropology, Gandhi and peace studies, rural development, housing and family therapy, social work, social work counseling, distance education, adult education, philosophy, folklore and cultural studies, development studies, women and gender studies gender and development studies இந்த இருபத்தி நாலு பிஜி ப்ரோக்ராம் அப்போ வெறும் ஒரு பேச்சுலர் டிகிரியோ அது அது மேடம் கூட படிச்சவங்க சில பேர் ரெண்டாவது பிஜி கூட போவாங்க ஸோ அதனால மினிமம் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும் அதை விட கூட டிகிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து நம்ம அந்த முதுகலை திட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் master of library science and information science MLIS அது வந்து bachelors degree in library or information science or association from NIS DAIR or DRS அது ரெண்டு படிச்சுக்கணும் அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதுல வந்து கல்வி தகுதி என்ன வேணும் அப்படின்னா அதாவது என்ட்ரா ஆகிறதுக்கு passed BCA or BSc computer science or IT bachelor degree in computer science engineering or equivalent degree obtained at least 50% mark in the qualifying examination 45% for the reserve category இந்த ரெ- ரெண்டு குவாலிஃபிகேஷனும் இல்ல அப்படின்னா you should have a bachelor's degree of minimum three year duration from a recognized university and mathematics as one of the subjects at 10 plus 2 level or graduation level அப்புறம் obtained at least 50% marks in the qualifying examination 45 marks in case of candidates belonging to the sub can- ca- uh, category and successfully completed PGDCA of it. அடுத்தது master of science dietetics and service management இதுல வந்து BSc home science specialisation in food nutrition dietetics and clinical nutrition or PG diploma in dietetics and public health nutrition or graduate or equivalent MBBS BH HS படித்தவங்க கூட நம்ம இதில் சேரலாம் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேக்ரவுண்ட் அதாவது home science science life science microbiology pharmaceutical catering along with DNHE or CNCC or CFL offered by it. So suppose வெறும் டிகிரி இருந்தீங்கன்னா இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா DNHE or CNCC or CFL இந்த மூணு ப்ரோக்ராம்ல ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கணும் அதாட்ட சேர்ந்து படிக்கலாம் diploma in nutrition and health education CNCC child care services and food and DFN அப்புறம் master of arts in education இதுல bachelors degree in any discipline with or without a degree in education from a recognised street master of travel and management BTS Or BA tourism BSc hospitality and hotel administration bachelor's in hotel management approved by ASCE or those students who have done their graduation in any field along with a diploma in uh, tourism which is recognized in the university system or by AIC. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த குவாலிஃபிகேஷன் ஒரு bachelor's degree in any field ஆனா நீங்க வந்து ஃபோர் அடிஷ்னல் some formation courses that you have to complete. And Master of Science in Environmental Science, Idroda Kalvi Tagudi, graduation in science from a recognized state. Master of Arts, Translation Studies, graduate in any discipline with adequate knowledge of English. Master of Science, Mathematics with application in computer science, Graduate with a major or honors in mathematics with at least 50% in aggregate. If the seats at a center remain vacant, then graduate with a BA or BSc with mathematics as one of the three main subjects with equal weightage, having at least 50% aggregate and 55% in aggregate in the mathematics courses will be considered. In other words, in the on the MSc Max, other mathematics application in computer science, abindrathu vandu merit based quota, merit list thayari. In the Master of Arts in Journalism and Mass Communication, idu kuriya eligibility, bachelor's degree in any discipline, the, the student, the entry criteria should have also access to computer internet basic knowledge of word processing. for creating Word document, communicating with the internet, for sending and receiving mail. So நீங்கள் இது இந்த ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி ஒரு தகுதியாக இருந்தால் கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் கம்ப்யூட்டரை வந்து கையாள தெரிஞ்சுக்கணும் இல்லை எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம வந்து அதுக்கு ஒரு இதை அனுப்புறது ஒரு இமெயிலு ஒரு சர்ச் பண்ணி சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி எப்படி இன்டர்நெட்ல தேடுறது அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா master of arts drawing and painting இதுல வந்து bachelor in arts drawing and painting or bachelor in fine and visual arts painting applied art sculpture art education history of art, printmaking, visual communication, bachelor in degree in design, fashion, technology, animation and other fine or visual arts concern subject so இது வந்து பொதுவாக வந்து நீங்கள் இந்த பிஎஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்க சேர்ந்து tuition what one should know before join study படிப்பதற்கு ஒரு திட்டத்தில் சேருவதுக்கு முன்னாடி ஒரு தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் பாடத்திட்டத்தோட விவரங்கள் அப்புறம் டைட்டில் ஆஃப் த புக்ஸ் அதாவது பாடத்தின் தலைப்பு அப்புறம் ஒவ்வொரு பாடத்தோட மதிப்பு that is the credit of the books then you have to know the course code that is the பாட நெறி and then what is the duration of the and நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த ப்ரமோஷனல் ஆர் விளம்பரம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு கல்வி தேவை நம்ம எல்லாருக்கும் நம்ம ஒரு லெவலுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தேவையான ஒரு நிலவரம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வேலையில இருந்து உள்ள வேலைக்கு மாற்றம் எடுக்கணும் அல்லட்டு ஏதோ ஒரு காரணத்தினால படிப்பை பாதியில விட்டுட்டு ஒரு வேலைக்கு வந்துட்டோம் சோ அதுல நம்ம வந்து திறம்படமா அதே நிலைச்சு நிக்கிறதுக்கு கூட கல்வி தகுதி அதனால ஏன் கல்வி தொடர வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா மெயினா இட் ஹாஸ் பின் ஆஃப் நம்மளுக்கே தெரியாது எப்போ நம்மளோட கல்வி வந்து நம்மளுக்கு உதவி செய்யும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் மீட்டர் கட்டுதலின் முக்கியத்துவம் அதாவது importance of life long learning அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் த்ரூ அவுட் லைஃப் நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களோட அறிவு உங்களோட திறமை உங்களோட செயல்பாடு முறை உங்களோட ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க அந்த திறமை எல்லாமே அது இன்க்ரீஸ் ஆகிடும் சோ நீங்க படிக்காம இருந்தீங்க உங்களுக்கு டைம் இருக்குது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கல்வி திட்டத்தில் சேர்ந்து பயனடைங்க அப்புறம் இந்த எனிவர் எனி டைம் எஜுகேஷன் எந்த இடத்துல இருந்தது எந்த நேரத்துக்கு கல்வி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்ல நம்மளோட ஆபீஸ்க்கு போறதோ வர்றதோ நம்மளோட குடும்பத்துல உள்ள நிலவரம் எல்லாமே சேஞ்சஸ் ஸோ இப்போ வந்து எனிவேர் எனி டைம் எஜுகேஷன் வந்துட்டு இருக்கும் போது அந்த தொலை போன ஒரு கல்வி வாழ்க்கையை நம்ம திருப்பி பெறுறதுக்கு தொலைதூர கல்வி திட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஊன்றுவதெல்லாம் இருக்கும் அப்புறம் ஒரு தொலைந்த ஒரு தொலைதூர கல்வி வழங்குனராக இக்னு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முக்காவாசி ப்ரோக்ராம்ஸ் இக்னூல வந்து சப்சிடைஸ் காஸ்ட் நீங்க நீங்க அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தனியா பே பண்ணும் செகண்ட் இயருக்கு தனியா பே பண்ணும் ஸோ ஒரே டைம்ல பே பண்ற அந்த பழு இருக்காது உங்களுக்கு அதனால நீங்க சேர்ந்து பயனடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட website W W W dot IGNOU dot GC dot பையன் அப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் இக்னோ அதாவது இக்னோட அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்கும் நம்ம பார்த்துட்டு நம்மளோட திறமையை நம்ம ஸோ அந்த திறமைய நம்ம வளர்த்துக்கிறதுக்கு இந்த இக்னோட ஃபீச்சர்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கும் ஏன்னா the features of IGNOU are very flexible and students அப்புறம் வாட்டர் ஸ்டடி அப்படின்னு நான் இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருந்தது அதாவது we were listening to the various post graduate programmes on offer at Indira Gandhi National Open University. Now we are just touching upon what all you can study with the course post graduate course diploma PG diploma PG certificate and certificate and எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் ஜனவரி ஜூலை அப்படின்னு ரெண்டு சைக்கிள் போயிட்டு இருக்குது இந்த ரெண்டு சைக்கிள்க்கு இப்போ ஜனவரிக்கு நீங்க இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாசம் வந்து வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா online online so you have to login W dot IGNOU dot is dot IN and நீங்க படிக்கிறதுக்கு வந்து ஒரு வாழ்க்கை திறன் நமக்கு தேவை அதாவது லைஃப் ஸ்கில் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வேலை செய்யும் போது நம்மளே நம்ம கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே இருக்கும் அதனாலதான் நான் அவங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆனாலும் வேலை செய்யும் போது சில பேர் டெலிஜென்டா இருக்காங்க சில சில ஏனோ தானம் செய்யறாங்க சில பேர் they don't even care what their work assignment is அப்படி இருக்கும்போது what makes them to shine அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா in education sphere you have to be honest so நேர்மையா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப இன்னைக்கு எனக்கு என்னோட திறமை என்ன என்னால இந்த கோர்ஸை படிக்க முடியுமா அப்படின்னு நீங்களே உங்களை அசஸ் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து take one day at a time நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைப்போம்னா ரெண்டு வருஷம் வச்சு திங்க் பண்ணுவோம் பிஜி வந்து ரெண்டு வருஷம் தானே இப்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னா உங்களுக்கு கஷ்டம் தான் டுவெண்ட்டி எயித்துக்கு முன்னாடி உங்களால இப்ப last day twenty eight February so இந்த டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரிக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ண முடியுமா அப்படி take one day at a time and one work at a time அதனால நம்ம வந்து ஒரு பெரிய சங்க் ஆஃப் மெட்டீரியல்ல ஆஃப் ஸ்டடியை வந்து நம்ம குறுகி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு நம்ம முன்னேறணும் அது மாதிரி நாட் சில பேர் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அடுத்த வாரத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் அது மாதிரி பண்ணக்கூடாது எஜுகேஷன்ல இன்னைக்கு என்ன பண்ண முடியும் இன்னைக்கு நான் ஒரு லைன் படிச்சா கூட அது உறுதியா படிக்கிறேன்னா அப்படின்னு நம்ம ஸோ அதே மாதிரி when you sitting to study think of the spin off benefits spin off benefits அப்படின்றது என்ன அப்படின்னா இது இந்த படிப்பு படிக்கிறதுல நம்மளுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க அதே உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் முன்னேறதுக்கு ஒரு வழிமுறையா இருக்கும் எங்களோட வெப்சைட் எடுத்துக்கோங்க RC Cochin at dot KC dot IN எங்களுக்கு யூடியூப் சேனலும் கூட W W W dot YouTube dot காம்ல இக்னோ ரீசன் கொச்சின் அந்த வீடியோஸ் கடையிலும் நீங்கள் போய் பார்க்கலாம் ரீஜனல் சென்டரோட வெப்சைட்டும் இருக்குது W dot dot dot IN இந்த நிகழ்ச்சியை இதோட நாங்கள் நிறைவு செய்கிறோம் with small thought carry home நம்ம வந்து பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய uh, இடத்துக்கு நம்ம எங்கேயோ போகிறோம் அப்படின்னா நம்ம வழி தவறி போன மாதிரி சில சமயம் இருக்கும் என்னதான் மேப் ஏதோ போட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் சில சமயம் பார்த்தீங்கன்னா road look like dead But when you reach the dead end, there will be no directions from the dead end. So, when you are going to a new place and you are using so many mechanisms to reach a place, sometimes the route will look like a dead end. But when you reach the dead end, there will be new directions from the uh, that place. On the dead end, there will be new directions. So also in our life, certain areas or certain problems, certain challenges, certain friends or, or certain family situation may put you in a very cornered situation. But don't worry, at that cornered situation, there may be possibility for you to open up for new ways in your life. Now, இதை ஜஸ்ட் ஒரு சே இன் தமிழ் ஆகி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுக்கு புது இடமா இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் இப்படி நேரா போங்க அப்படி திரும்புங்க அப்படின்னு யாராவது கேட்டு போலாம் பல மெக்கானிசம்ஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வழி தெரிஞ்சுட்டு போறது அந்த வழி தெரிஞ்சுட்டு போகும்போது சில ஏரியால பார்த்தீங்கன்னா டெட் எண்டு மாதிரி இருக்கும் இதுக்கு மேல நம்மளால போகவே முடியாது அப்படின்னு மாதிரி இருக்கும் ஆனா பக்கத்துல போன உடனே அங்க பார்த்தா அங்க இருந்து பல வழிகள் இருக்கும் அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையும் நம்மளோட வேலை போராட்டத்துல நம்மளோட பர்சனல் போராட்டத்துல நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ல நம்மளோட கஷ்டத்துல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு மூளையில மூளைக்கட்ட வைக்கும் போது அந்த சுச்சுவேஷன்ஸ் அந்த மூளையில இருந்து இன்னொரு வழி நம்மளுக்கு தரும் ஆனா இதுக்கு நீங்க நம்ப வேண்டிய you should have spiritual intelligence and depend on God open many ways which has been shut and uh, which, uh, to create more ways which you cannot imagine because only God has the ability to open doors and shut doors which man cannot otherwise. So in the putti thought order, this thought enna don't get stuck at the dead end. There may be opportunities created at the dead end situation also. In the thought order, we are just leaving uh, you encouraged to enroll for any of the programs of IGNU and this program was sponsored by Indira Gandhi National Open University Regional Center, Cochin. Thank you for watching.